ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிரண்டலை சட்னி பண்ண போகிறோம் ஏற்கனவே வந்து பிரண்டை சட்னி பொடி நான் போட்டிருக்கேன் அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த சட்னியும் வந்து ஒரு ஒரு ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே அந்த ரெசிபியில் வந்து நான் எப்படி இதை க்ளீன் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் இதில் வந்து ஒரு கப் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு உளுந்து ஒரு முக்கால் கப் பெருங்காயம் ஒரு ரெண்டு சின்ன துண்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் புளி மட்டும் கொஞ்சம் வந்து கூட வச்சுக்கோங்க யூஸ்வலாக வந்து நம்ம சட்னிக்கு வைக்கிறத விட இதுக்கு வந்து டபுளாக வச்சுக்கோங்க ஏன்னா, இந்த பிரண்டை வந்து கொஞ்சம் அரிப்பு எடுக்கும். நம்ம வந்து கொஞ்சம் புளி சேர்த்தோம்னா, அந்த டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு வானிலையில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும், இந்த பிரண்டைய வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் இது வந்து கலர் நல்லா வந்து பேல் கலராக மாறுற வரைக்கும் வந்து நம்ம பேல் க்ரீனாக மாறுற வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும் இது நல்லா ஃப்ரை பண்ணலைன்னா நீங்கள் சாப்பிடும் போது தொண்டெல்லாம் அரிக்கும் கருணக்கிழங்கு விட வந்து இன்னும் கொஞ்சம் கூடவே அரிக்கும் அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் எந்த ரெசிபி இந்த இதில் பண்ணாலும் நல்லா வந்து எண்ணெயில் முதல் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க இன்னும் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரை பண்ணோம் நல்லா வந்து கலர் இன்னும் கொஞ்சம் அந்த க்ரீன் எல்லாம் போகணும் இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து நம்ம வச்சிடலாம் மற்றதெல்லாம் வறுத்துக்கலாம் மற்றதெல்லாம் வந்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ முதல்ல வந்து நம்ம பெருங்காயத்தை வந்து அதில் அதே எண்ணெயில் வந்து நம்ம வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து உளுந்து சேர்த்து இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிடலாம் இப்போ இது வதங்கின உடனே நம்ம மிளகும் மிளகாவும் வந்து போட்டு அதுவும் வந்து இது கூட வதக்கி வதக்கிடலாம் அது அதோடு வந்து நம்ம புளியும் போட்டுடலாம் அதையும் வந்து நல்லா வதக்கிடலாம் இது நான் இன்க்ரீடியன்ஸ் சொல்லும் போது மிளகு சொல்லலாம் நினைக்கிறேன் மிளகும் போடணும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது காரம் காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம போடுற புளி வந்து கூட இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம போட்டோம் வெங்காயமும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கணும் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட தான் வந்து ஆகும் நல்லா வதக்கி வதக்கிடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஆறின பின்னாடி நம்ம வந்து அந்த கரண்டியும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கோர்ஸாக வந்து அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இந்த சட்னி வந்து இது மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டு டூ வீக்ஸ் வந்து நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம எண்ணெய் தாராளமாக யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாம் நல்லா வதக்கியிருக்கோம் அதனால வந்து நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதில் வந்து நம்ம தேங்காய் போடலை நீங்கள் தேங்காய் போட்டிங்கன்னா சீக்கிரமாக யூஸ் பண்ணிடணும் தேங்காய் போடாதனால நீங்கள் கொஞ்சம் வச்சு யூஸ் பண்ணலாம் இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது போனுக்கு ரொம்ப நல்லது டயபெட்டிஸ்க்கு நல்லது கொலஸ்ட்ரால் குறையும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இது மாதிரி வந்து ஹெல்த்தி ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்